ஹாய் கைஸ் வணக்கம் ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகர் அந்த இடத்துலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் நடக்கிற எம்ஆர்டிஎஸ் ஒர்க் தாங்க இந்த வீடியோவில் ஒரு சின்ன கிளிம்ஸ் தாங்க கவர் பண்ணியிருக்கிறேன் இது தாங்க Saint Thomas Mount railway station இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயிட் கலர் பில்டிங்கில் தாங்க டாப் ஃப்ளோரில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது ஃபஸ்ட் லெவலில் தாங்க எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் வரப்போகுது ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் ஒர்க் ட்ராக் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் லெவலில் MRTS portion MRTS portion pillar work பொறுத்த வரைக்கும் ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் தாண்டி தில்லை கங்கா நகர் சப்வே அந்த இடத்துலேருந்து சென்தாமோஸ் மவுண்ட் ஸ்டேஷன் வரைக்கும் பில்லர் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ கிரிடர் ஒர்க் தாங்க ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குது இது வந்து சென்தாமோஸ் மோட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து எடுத்த வியூங்க already Velachery to Adambakkam via வாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஒர்க் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சுங்க electrification platform work signalling work எல்லாமே முடிஞ்சிச்சுங்க ஆதம்பாக்கம் வரைக்கும் ஆதம்பாக்கம் தாண்டி தில்லை கங்கா நகர் சப்வே பக்கத்தில் இருந்து தாங்க சென்தாமோஸ் மோட்டோ வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் ஒர்க் வந்து பெண்டிங்காக இருக்குங்க அதற்கான பில்லர் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதாவது தில்லை கங்கா நகர் சைடில் பில்லர் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரயில்வே ட்ராக் தாண்டி சென்தாமோஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் வர எம்ஆர்டிஎஸ் பில்லர் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதுதாங்க எம்ஆர்டிஎஸ் பில்லர் ஒர்க்கு சென்டரில் நடக்கிறதாங்க எம்ஆர்டிஎஸ் பில்லர் ஒர்க்கு இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இந்த பில்லருக்கு மேலே கிர்டர் ஒர்க் தாங்க ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குது அந்த கிர்டர் ஒர்க் முடிஞ்சாதாங்க அங்கே ரயில்வே ட்ராக் வந்து லே பண்ண முடியும் இப்போ லேட்டஸ்ட்டாக எம்ஆர்டிஎஸ் பில்லர் ஒர்க் பக்கத்துலேயே மெட்ரோ பில்லர் ஒர்க்கும் நடக்குதுங்க நீங்கள் இந்த பில்லர் சைடில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா டாலாக இருக்கிற அந்த பில்லர் தாங்க மெட்ரோ பில்லர் அதாவது மாதவரம் சோழிங்கநல்லூர் காரிடார் ஃபைவ் ரூட்டில் வர லைனும் இந்த வழியாக தாங்க போவோம் அதாவது ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு எம்ஆர்டிஎஸ் பில்லர் இருக்குங்க செகண்ட் லெவலில் உங்களுக்கு மெட்ரோ பில்லர் வருவாங்க ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க லைன் தாங்க Tambaram Chennai beach railway line இதை தாண்டி தாங்க மெட்ரோ லைனும் போனோம் எம்ஆர்டிஎஸ் லைனும் போனோங்க ஸோ இது முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மேலே ஆகும்னு நினைக்கிறேன் எம்ஆர்டிஎஸ் லைன் மட்டும் இல்லாமல் மெட்ரோ லைனும் இந்த ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்ணணுங்க அது கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகுங்க ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஆல்ரெடி ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் வரைக்கும் பார்க்கெல்லாம் முடிஞ்சதுனால சேர்ந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் ட்ரெயின் சர்வீஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணவங்க ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து ஷட்டில் பஸ் சர்வீஸ் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுதாங்க இந்த ஸ்டெச்சோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நன்றி வணக்கம்